Oh, ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க வீட்டில் ஆண்டவரை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கும்படி ஜெபிக்கிறோம் வீரராகிய தேவன் இந்த குடும்பத்தின் மத்தியில காணப்படும்படி ஜெபிக்கிறோம் வர இருக்கிற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு இவர்களுக்கு சந்தோஷத்தை நிறைவையும் கொடுக்கிற ஒரு நாளாய் காணப்படும்படி ஜெபிக்கிறோம் புதிய ஆண்டில ஆண்டவரே இருக்கிற எல்லா தீர்மானங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அதை கொடுத்து நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து நம்முடைய ஆளுகின் கரத்துல அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்த நீர் இருந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க எல்லாவற்றையுமே நாம் ஜெபிக்கிற